அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கு டே வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டைம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு nine sixty AM market open ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லே நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் கேண்டலினுடைய கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு கேண்டலினுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்குன்றதையும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ க்ரீன் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கனால நமக்கு இப்போ இது வந்து ஒரு பையிங் என்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் ஸோ இது வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த சார்ட்டோட எப்போ பிரேக் அவுட் கிடைச்சாலும் இந்த மாதிரி நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும்போது கேண்டில் கலரை மாற்றிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்துரும் இப்போ ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் குரிய line buy at thirty six thousand eight hundred and sixty nine இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ நமக்கு ட்ரேடிங் நல்லா இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போச்சு ஸோ நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே வந்து என்ட்ரி எடுக்க முடியும் மேலே இருக்க green colour lines target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் வர்ற entry point target stop loss இதை யூஸ் பண்ணி நீங்கள் எதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் அப்படியே டவுன் சைடில் இறங்குதா இல்லை இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனது நமக்கு அப்படியே பாசிட்டிவாக கண்டினியூ ஆகி மார்க்கெட் மேலே போகுதா இப்போ இறங்குனது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் தானா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட் டாரட் வந்து thirty six nine sixty two point டென்னு இருக்குது ஸோ சிக்ஸ்டி டூக்கு மேலே போகணும் எப்போ போகுதுன்னு பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி த்ரீ ஆகுது நம்ம கிடைச்ச பைக்கால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறனப்பயே ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்துச்சு பட் ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்து ரைஸ் ஆகுது ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் கிடைச்ச பைக்கால் டார்கெட் ஒன்று நல்லா பிரேக் அவுட் பண்ணி கிராஸ் ஆகிருக்கு so thirty six thousand eight sixty நைனில் வந்தது இப்போ பாருங்கள் நைன் செவன்ட்டி நைன் வரைக்கும் போது ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு option chart so future chart பார்த்தீங்க ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் thirty seven thousand call option month end option so இந்த வீக் வந்து மந்த் அண்ட் எக்ஸ்பிரி ஆகுது அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ சிக்ஸ்டியில் பைக்கால் வந்தது இப்போ த்ரீ டென் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு out of the money at the money இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலை வச்சு உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண